இன்றைய சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை புத்தக வாசிப்பு என்பது வேப்பங்காயாக கசக்கத்தான் செய்கின்றது இணையதள பயன்பாடுதான் கொடிகட்டி பறக்கின்றது ஆனால் யார் எப்படி இருந்தாலும் இதோ இந்த ஐந்து வயது சிறுமி உலக சாதனை படைத்திருக்கின்றார் எதில் என்று தெரியுமா இரண்டு மணி நேரத்திற்குள் முப்பத்தி ஆறு புத்தகங்கள் வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார் இதற்கு யார் காரணம் எப்படி இந்த சாதனை சாத்தியமானது வாருங்கள் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் கியாரா கவுர் என்ற ஐந்து வயது இந்திய அமெரிக்க சிறுமியான இவர் இரண்டு மணி நேரத்திற்குள் முப்பத்தி ஆறு புத்தகங்களை படித்ததற்காக உலக சாதனை படைத்திருக்கின்றார் வாசிக்கும் பழக்கம் மிகவும் விலை உயர்ந்த பொழுதுபோக்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இன்றைய நாட்களில் சமூக ஊடகங்களின் தாக்கம் காரணமாக இளம் வயதினரிடையே படிக்கும் பழக்கம் மெதுவாக மறைந்து வருகின்றது இப்படியான நிலையில்தான் ஐந்து வயது சிறுமி புத்தகங்களை படிப்பதில் உலக சாதனை படைத்து கட்டிருக்கின்றார் என்பது மகிழ்ச்சிகரமாக அமைந்துள்ளது சமீபத்திய நிகழ்வுகளில் கியாரா கவுரின் வாசிப்பு மீதான ஆர்வம் அனைவரிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது முப்பத்தி ஆறு புத்தகங்களை ஒன்றிலிருந்து ஐந்து நிமிடங்கள் வரை இடைவிடாது வாசித்ததற்காக சமீபத்தில் லண்டனின் உலக புத்தகத்திலும் ஆசிய புத்தகத்தின் சாதனைகளிலும் இடம்பெற்றார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் அன்று இந்த சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது அதாவது மூன்று மாதங்களுக்கு முன் இந்த சாதனைகளுக்காக உலக சாதனை புத்தகம் சிறுமி யாராவை குழந்தை பிரடஜி என்று வர்ணித்துள்ளது மிக இளம் வயதிலேயே கியாரா ஒரு தீவிர வாசகராக ஆனதாக அறிக்கைகள் கூறுகின்றன அவர் தற்போது அபுதாபியில் வசிக்கின்றார் காரில் அல்லது ஓய்வறையில் எங்கிருந்தாலும் படித்துக்கொண்டே இருக்கின்றார் கியாராவின் ஆசிரியர்களில் ஒருவர் நூலகத்தில் விடாமுயற்சியுடன் இவர் வாசிப்பதை கவனித்திருக்கின்றார் கியாராவின் ஆர்வத்தை உணர்ந்த ஆசிரியர் கியாரா புத்தகங்கள் வாசிப்பது மிகவும் சுவராசியமாக இருக்கிறது ஏனெனில் ஒருவர் விரும்பும் இடங்களில் புத்தகங்களை எடுத்துச் செல்ல முடியும் செல்போனில் படிப்பதில் அல்லது வீடியோவை பார்ப்பதில் உள்ள ஒரே சிக்கல் என்னவென்றால் இணைய இணைப்பு இல்லாவிட்டால் ஒருவர் படிக்க முடியாது வண்ணமயமான படங்கள் மற்றும் பெரிய நூல்களை கொண்டிருப்பதை யாரா படிக்க விரும்புகின்றார் அவளுக்கு பிடித்த சில வாசிப்புகளில் என்ன புத்தகங்கள் தெரியுமா சிண்ட்ரல்லா ஆரிசின் கொண்டல்ல ஆகியவை அடங்கும் என்று அவரே கூறியிருக்கின்றார் கியாராவின் தாத்தா அவரிடம் படிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்கின்றார் அவர்தான் இவருடைய வாசிப்புக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றார் அவரின் தாத்தா வாட்ஸ்அப் காலில் பேசும்போது மணிக்கணக்கில் அவர் கதை கேட்பார் என்று அவரின் தாய் கூறியுள்ளார் ஆகவே கியாராவின் வளர்ப்பிலும் புத்தகங்கள் மீதான அவரது அன்பிலும் அவரின் தாத்தா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் கியாரா கவுர் வளர்ந்து வரும்போது ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதே கனவு என்று கூறியுள்ளார் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு வாசிப்பு மீதான உண்டான தாக்கத்தை ஏற்படுத்துவோம் புத்தகங்களை வாசிப்போம் சுவாசிப்போம் நேசிப்போம் நன்றி தன்னம்பிக்கையோடு எழும்பி பிரகாசிப்போம் மீண்டும் சந்திக்கலாம்